தமிழ் திரையுலகில் நட்சத்திர நாயகனாக வளம் வந்துட்டுருக்க சிம்புவுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அதுவும் சாதாரண ரசிகர்கள் இல்லை எந்த நிலைமையிலையும் சிம்பு கூடவே நிற்கிற ரசிகர்கள் சிம்பு நடிப்பில் கடந்த ஜனவரி பதினாலாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன ஈஸ்வரன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வெற்றி படமாகவும் அமைஞ்சது இயக்குனர் சுசீந்திரன் இயக்கியிருந்த இந்த படத்தில் நிதி அகர்வால் சிம்புவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க மேலும் இந்த படத்தில் பாரதி ராஜா நந்திதா ஸ்வேதா பாலசரவணன் காளி வெங்கட் முனீஷ்காந்த் உள்ளிட்ட பலரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருந்தார் இந்த நிலையில் ஈஸ்வரன் படத்தில் இடம்பெற்றிருந்த மாங்கல்யம் பாடல் யூடியூப்பில் நூறு மில்லியன் பார்வையாளர்களை பெற்று சாதனை படைச்சிருக்கு இந்த பாடலை நடிகர் சிம்பு மற்றும் பாடகி ரோசினி ரெண்டு பேரும் இணைஞ்சு பாடியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது சிம்பு குரலில் வெளிவந்த வெற்றி பாடல்கள் வரிசையில் இந்த மாங்கல்யம் பாடல் மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சிருக்கு